ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்து ஆண்ட்ரிட்ஸ் வாய்ஸ் இணையதள என் அன்பு நண்பர்களே பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள ஊடகத்தின் வழியாக இன்னொரு பரிமாணத்திற்குள் செல்ல நாங்கள் விடைகிறோம் மன நலம் பேணுவோமா என்கின்ற நிகழ்ச்சி அதிலே உளநல மனநல பேராசிரியர்களை கொண்டு பலவிதமான தலைப்புகள் வழியாக உங்களோடு எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அது நிறைய எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பங்களில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று பல தலைப்புகளிலே உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த செய்திகளை உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம் ஆகவே முதல் முதலாக இன்று அருட்சகோதரி உல நல பேராசிரியர் விமலா அவர்களை அன்போடு அழைத்து உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் இன்று நீங்கள் உங்களுடைய செய்திகளை பதிவு செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை ஆண்டனி வாயிஸோடு என்னுடைய குரல் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் ஒரு புது செய்தியோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் இன்றைய காலகட்டத்திற்கு அது மிகவும் தேவையானது ஏனென்றால் வளரிளம் பெண்களும் ஆண்களும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னாலேயே முடித்துக் கொள்கிறார்கள் நாம் அதை அலசி ஆராய்ந்தோமானால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இதற்கு அவர்களால் தீர்வு கண்டுகொள்ள முடியாமல் முடித்துக் கொள்கிறார்கள் இது அவர்களுடைய குறை மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் சார்ந்த சமூகமும் இதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது தற்பொழுது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி படு வேகமாக நாம் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஓவர் நைட்டில் within a fraction of minute எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த எதிர்பார்ப்பை யார் அவர்களுக்கு கொடுத்தா தெரியுமா நான் பெற்றோர்களாகிய உங்களை சொல்லும் பொழுது உங்கள் முகங்கள் மாறலாம் ஏனென்றால் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களே தான் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னால் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் அப்பொழுது பெற்றோர்களுக்கு மூன்று நான்கு ஐந்து குழந்தைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் அந்த குழந்தைகளிடம் அவர்கள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது சுயமாக தங்கள் சொந்த காலில் நின்று எப்படி சமாளிப்பது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களும் தங்கள் பெற்றோர்களுடைய அனுபவங்களையும் ஆசிரிய பெருமக்களுடைய அனுபவங்களையும் சுற்றத்தார் நட்புகளுடைய அனுபவங்களையும் பார்த்து பழகி கொண்டார்கள் இந்த சமுதாயத்தில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு குழந்தை அரிதாக காணப்படுகிறது இரண்டு குழந்தை ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை எனவே தன்னுடைய குழந்தைக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் பொய்யும் சொல்லிக்கிடுவாங்க என்ன தெரியுமா எனக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும் குழந்தை ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியவில்லை புரியுதுங்களா இதைத்தான் அட்வர்சிட்டி குவாஷியன்ட் ஒரு ஸ்கில் இது அறிவுத்திறனை இப்படி நம்ம வளர்க்கிறோமோ அதே போன்று குழந்தையை சிக்கலிலிருந்து எவ்வாறு தானாகவே வெளிவரக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுப்பதுதான் அந்த திறன் தான் அட்வர்சிட்டி குவாஷியன் என்போம் ஒரு பந்தை நாம் சுவற்றின் மேல் இறைந்தால் அந்த பந்தானது திருப்பி வந்து கிடைக்கும் நம் கைக்கே அதே போன்றுதான் கீழே விழுந்தாலும் உற்சாகமாக மேலே எழும்பி அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படி எதிர்கொண்டு வாழ்ந்தால்தான் தானும் மகிழ்வாக இருக்க முடியும் தன்னை சார்ந்த குடும்பத்தினரை மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் அதே போன்று சமுதாயமும் மகிழ்வாக இருக்கும் வளரிடம் பெண்களும் இளைஞர்களும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள் என்றால் சமுதாயத்தில் முதியவர்கள் தான் இருப்பார்கள் எனவே சிறு வயது முதலே இந்த அட்வர்சிட்டி கோஷியண்டை அதிகரிக்க செய்யுங்கள் நீங்கள் எல்லாருமே குழந்தைகளுடைய ஐக்யூ இன்டெலிஜென்ட் காஷியன்ட் அதிகரிப்பதில் ரொம்ப அக்கறை எடுப்பு எடுக்கிறீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் மட்டுமல்ல கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர் பெருமக்களும் அதைத்தான் ஷார்பன் பண்ணுறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஐக்யூ லெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த சமுதாயத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதனாக மனுஷியாக வாழலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து உணர்வு சார்ந்த என்னுடைய உணர்வை எனக்கு தெரியும் அதே போன்று மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் தான் எமோஷனல் கோஷியன் அது எனக்கு நிரம்பவே இருக்கும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே ஆனால் ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷியன் நுண்ணறிவு திறன் குறைவாக காணப்படுகிறது அதாவது நூறுக்கு சற்று குறைவாக காணப்படுகிறது நான் ஒரு கல்வி நிறுவனம் நடத்தலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபார நிறுவனங்கள் நான் நடத்தலாம் இதற்கு இன்டெலிஜென்ட் கோஷியன் உள்ள நபர் தேவைப்படுகிறது இந்த சூழ்நிலையில் எனக்கு இல்லாத ஒரு திறனை நான் வெளியில் உள்ள ஒரு நபர் இருப்பதாக அறிந்து அவருக்கு நான் ஹையர் பண்ணலாம் அவரை நான் விலைக்கு வாங்கலாம் அல்லது சம்பளத்திற்கு அமர்த்தி கொள்ளலாம் ஆனால் எமோஷனல் கோஷியன்ட் உணர்வுகளை கையாளக்கூடிய திறனுள்ள மனிதர்களை நான் விலைக்கு வாங்க முடியாது அது எனக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டியது புரிதுங்களா அதே போன்றுதான் சோஷியல் கோஷியன் சமுதாயத்தோடு எப்படி இயைந்து வாழ்க்கையை நடத்துவது சமுதாயம் என்றால் என்ன அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்னுடைய பங்களிப்பு அந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு தேவைப்படுகிறது அப்படி அதை புரிந்து கொண்டு இருப்பதுதான் சோஷியல் கோஷியன் சமுதாயத்தோடு நாம் இணைந்து நடக்க வேண்டும் நாம் சமுதாயத்திற்காகவே தான் இங்கே இருக்கின்றோம் நான் எனக்காக இங்கு இருக்கவில்லை புரிதுங்களா நண்பர்களே நான் இந்த சமுதாயத்தில் வாழ்வது என்னுடைய சுயநலத்திற்காகவோ என்னுடைய விருப்பு வெறுப்பிற்காகவோ நான் இல்லை நான் மற்றவர்களுக்காக வாழ்கின்றேன் நான் ஒரு துறவியாக இதை சொல்லவில்லை நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷியாக நான் சொல்கிறேன் நீங்களும் சரி நானும் சரி இந்த பூவுலகில் வாழ்வது மற்றவர்களுக்காக அப்படி வாழும்போது intelligent quotient emotional quotient social quotient அடுத்து அட்வர்சிட்டி கோஷியன் இந்த நாலுமே என்னை சிறுவர் சிறு சிறுமி முதலாக என்னை ஷார்பன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க நான் அதுக்கும் பிறகு கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா நான் யாரோடு பழகிறேனோ எந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றனோ நான் எந்த சமுதாயத்தில் வாழ்கின்றனோ அவர்கள் என்னால் பயனடைவார்கள் நானும் அவர்கள் அவர்கள் மூலமாக பயனடைவேன் இறுதியாக மகிழ்வாக என்னால் இருக்க முடியும் எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களாக அவர்களுடைய செயல்களை செய்ய அனுமதியுங்கள் தடையாக இருக்காதீர்கள் நீங்கள் அன்பு என்ற போர்வையில் தடையாக இருக்கின்றீர்கள் நான் ஒரு குடும்ப நல ஆலோசகர் மட்டுமல்ல குடும்பங்களை ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக நான் உங்களிடம் இதை பற்றி பேச முடிகிறது எனவே இனிமேலுமாவது சிறுவர்களை இயல்பாக இருக்க விடுங்கள் அந்த அட்வர்சிட்டி காஷின் அதாவது துன்பங்களிலிருந்து அவர்கள் இறுதி அவர்களாகவே அதற்கு விடை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கள் அதை தூண்டுவீங்கள் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படித்தேன் கனடாவில் பழங்குடி இனத்தவர் இருக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மிகவும் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே உணர்வுகளை எவ்வாறு கைக்கொள்வது என்று கற்றுக் கொடுக்கின்றார்களாம் அப்படி கற்றுக் கொடுப்பதன் மூலமாக பின் நாட்களில் அந்த உணர்வுகளை அவர்கள் நன்முறையில் கையாண்டு தனக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை பயன்படுமாறு இருக்கின்றார்கள் ஏன் நமக்கு அதை செய்யக்கூடாது அதே போன்று அட்வர்சிட்டி கோஷின் துன்பங்களிலிருந்து சிக்கல்களிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்ற கலையையும் கற்றுக்கொடுங்கள் இது ஒரு ஆர்ட் தான் எல்லாமே வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறது எல்லாமே ஒரு ஆர்ட் தான் நண்பர்களே அந்த ஆர்ட்டை உங்களுக்கு சிறுவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் இதன் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயம் பயன்படப் போகிறது எனவே இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடிக்கிறேன் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்து மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெபத்தோழமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க